கோழிய பச்சையா தின்னா அதுக்கு பேரு கொரோனா கொஞ்சம் கொஞ்சம் நீ காலி பண்ண இந்தியா உள்ள வரானா பச்சை கறிய பச்சையா நடக்குது நாட்டில் ஐயோ ஐயோ ஆளே இல்லை ரோட்டில் ஹலோ ஹலோ என்னங்க நடக்குது நாட்டில் ஐயோ ஐயோ ஆளே இல்லை ரோட்டில் பச்சை கறிய பச்சையா தின்னா அதுக்கு பேரு கொரோனா கொச்ச கொச்சம் நீ